ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியே வந்து போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி திருவண்ணாமலையில் இருக்க சேத்பட்டுக்கு தான் வந்து போகிறோம் அக்கா வந்து எனக்கு குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறாங்க அதனால போயிட்டு இருக்கோம் அக்கா வீடும் அங்கே இருக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் காரில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போகிறோன்னா மீனாக்கா இருக்காங்க தவன் வந்து வச்சுருக்காங்க அக்கா தான் வினோத் தம்பி வந்து வண்டி ஓட்டுறாரு அப்புறம் அம்மா வரலட்சுமி நான் அப்புறம் சூரி தம்பி பின்னாடி இருக்காங்க சித்தப்பா அப்புறம் வந்து ரோகிணியோட அப்பா வந்து பின்னாடி இருக்காங்க ரோகிணி பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்ச உடனே அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் ஆள் இல்லாத கடையில யாருக்கிட்டயும் ஆடுறாங்க இந்த ஒரு கடை தான் நல்ல பெரிய கடை ஆனால் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு காஃபி கூட எடுக்காதீங்க எதுக்கு இவ்வளோ சேர பொருள் எங்களுக்கும் தெரியாது காஃபி சாப்பிடலான்னு வந்தா தவன் ஜாலியாக இருந்துச்சு சேத்தட்டில் இருக்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் தான் அது அக்கா வீட்டில் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே சாப்பிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கோவில் கிளம்புறது வந்து பிளானு தவன் பாருங்க நாய் வந்து இருக்குது அக்கா வீட்டில் ஜூலி அது பேர் ரொம்ப வந்து ரொம்ப கைண்ட் அது பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கடத்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து அன்றைக்கி மீட்டிங் இருந்துச்சு அக்கா வந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கோவிலுக்கு வரேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நம்ம சூரிய தம்பி பார்த்தீங்கன்னா விரவே இல்லை அக்காவை அப்படியே காரில் தூக்கி போட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டோம் அதான் நீங்கள் பார்க்குறீங்க போன் அப்புறமா என்ன இருக்கு இப்போ நம்ம ஒரு கொடிய காடை நோங்கி சேத்பட்டில் இருக்க பெரியாண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை அக்கா உஷா அக்காலாம் காரில் முன்னாடி போயிட்டாங்க வாங்க கோவில்கிட்ட போயிடலாம் Thank you. டைம் பார்த்திங்கன்னா பத்து மணி பத்தரை பத்தரை ஆயிடுச்சு கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்னைக்கு இது என்ன செடி உளுந்து உளுந்து உளுந்தா உளுந்து செடி எட்ட பை உளுந்து பூ இதான் இங்கே பாருங்கள் உளுந்து பூ இருக்குது இன்னும் அந்த உளுந்து வரல போல இருக்குதோ இருக்குது இல்லை இல்லை உளுந்து இல்லது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்காங்க இன்னும் உளுந்து வரல போல இருக்குது காய் இப்பதான் பூ வந்திருக்கு எல்லாமே கல்யாணத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் முப்பது டாலர் இது முப்பது டாலர்னா மாங்காய் அன்னைக்கு அறுத்தீங்களா இந்த மரமா இந்த கோவிலுக்கு வந்துட்டோம் நம்ம அக்கா இப்போ வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து குலதெய்வ கோவில் அக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதான் அந்த கேமரா பார்த்துட்டு இந்த கேமரா இறங்கிட்டேன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது கோவில் அமைதியாக பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு அவர் அந்த இந்த காலத்துக்கு போயிட்டாருக்கா தேய்ச்சா வந்து நெருப்பு வருமாக்கா தவன் அப்படிலாம் பண்ணா வராது தவன் விழுதுல வந்து அதுக்கு ரோகிணியா <laughs> வினோத் தம்பி வந்து சூப்பரா மாலை கட்டுறாரு சாமிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து முடிச்சிருவாரு சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் கத்தி மாமா பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் அங்க போய் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும் அம்மா கீழ ஓட்டை அங்க பாத்தீங்கன்னா <laughs> சொந்தக்காரன் சொந்தக்காரெல்லாம் சாமி கும்பிட வந்திருக்காங்களா பொங்கல்லாம் வச்சாச்சு எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே தவன் எங்கே போயிருக்கான் எங்கேயோ தவன் வந்து மலை ஏறணும்னு சொன்னான் ஊரி கூட்டு போனா எங்கே போனாங்கன்னு தெரியல தவன் அந்த சைடா ஓ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் சித்தியும் ஊர் கிளம்பிட்டாங்க விட்டுட்டு தவன் வந்து பட்டாசு வெடிக்க போகிறாரு ஏன்னா தீபாவளிக்கு வந்து நாங்கள் இங்கே இல்லை சரி தீபத்துக்காகவது பட்டாசு வெடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க தவனுக்காக இல்லை தவன் இது என்னது காட்டு ரோகிணி பட்டாசு வெடிக்கிறாங்க அதுல பத்து வச்சுக்கோ ஆமா கொஞ்சம் பத்தின உடனே எடுத்துடணும் இல்ல லைட்டா பத்தின உடனே எடுத்துடணும் அது புஷ்ஷுன்னு உள்ள போகும் பயமா இருக்கு எனக்கு அக்கா வீட்டில் இருக்க செடியெல்லாம் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய செடி இருக்குங்க தவன் என்னது அது என்ன பட்டாஸ் பேர் என்ன என்ன இது உஷா இது மத்தாப்பா ஆ மத்தாப்பு கம்பி மத்தாப்பு கீழே போட்டுறது அப்படி அங்கே புத்திக்கு போட்டுடணும் இப்போ நான் வைக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நீ ஏற்கனவே

ஜூலி கிட்ட பேசு பேசு பேசு பொறுமையா இருக்கு கூட ஜூலி உனக்கு பிடிச்சிருக்கா கூப்பிட்டு போகலாமா சிங்கப்பூருக்கு ஏன் மீன் இருக்கா டாக் ஒன்று வச்சுக்கலாம் சும்மாதான் உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குல்ல ஜூலி சிவா ஜூலி வரும் வா இங்கே வா இங்கே வந்து இப்போ கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு வருது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இது வாங்கி வச்சுருக்காங்க தவன் வருவான்னு சொல்லிட்டு இல்லை இது கொஞ்சம் புகையணும் ம் உள்ள என்ன வச்சிருக்காங்க இது இருக்குமா இந்த கறித்தூள் கறித்தூள் அந்த இது பணம் இது இருக்குல்ல அந்த பணம் பனம் பூ அந்த பூவை கா இது பண்ணு கறி அந்த பூவு தான் கறியாக்குவோங்க கறியா போடுவாங்களா பூ பூ பூனு பூ பூ பூ கறி ஆக்குவாங்கன்னா காசை தான் கறி வாக்கு கறி ஆக்குவாங்க பூ கூட கறி ஆக்குவாங்க அதை கறி ஆக்கி அரைப்பாங்க அப்படியே அரைச்சி அதில் மூட்டை கட்டி சும்மா செய்வாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நிற்கிறாங்க நீங்கள் சுற்றுவீங்களா நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா அது சின்ன வயசில் ம் இங்க பாருங்க பாரு வித்த காட்டுறாரு இங்க பாரு வித்த காட்டுறாரு உங்க அப்பா இல்லக்கா இப்போ இந்த காய் இது விட்டுறாங்க போல போல விட்டுறாங்க இப்போ பிடிச்சிருக்காரு சுத்து சுத்து சுத்து சுத்து சுத்து அப்படியே சுத்தி நாங்க போயிடாது எப்படி வா இங்க வா ஆ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்குள்ளே வந்து நிறைய என்னென்னமோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து நெருப்பு வச்சுன்னா அழகாக வந்து அந்த பூ மாதிரி வந்து கீழே கொட்டுது நல்லா இருந்துச்சு இது அக் அக்கா பார்த்திங்கன்னா நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா தீபம் அன்னைக்கு வந்து இது மாதிரி வந்து செய்வாங்களாம் சின்ன வயசுலலாம் இது மாதிரி செஞ்சுருக்காங்களாம் ஹஸ்பண்டும் வந்து அவங்களே சின்ன வயசில் வந்து இதெல்லாம் செஞ்சு அவங்களே இது மாதிரி பண்ணுவாங்களாம் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப ஜாலியாக இருந்தது தவணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணால் எத்தனை பேர் வந்து இது மாதிரி வந்து சுற்றி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிக்கிறேன் உங்களை வந்து வேற ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்